ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number six four nine sari number six four நைனுங்க பல்லூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி ராமர் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்க பாடியில் வரக்கூடிய அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து ஜரிலேயே வந்துடுங்க கோல்டு டெஸ்டட் ஜரியில் தான் வரும் அண்ட் அந்த செக்குடு பேட்டர்னுக்குள்ளேயே உங்களுக்கு புட்டாவும் வருதுங்க அந்த புட்டா உங்களுக்கு சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு டெஸ்டட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருங்க ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு அந்த செக்குடு பேட்டர்னில் வந்துடும் ஆனால் புட்டா இருக்காதுங்க இன்னர் லேயர் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் இன்னர் லேயரில் அந்த புட்டா இருக்காது மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு அந்த செக்குடு டைப்பும் புட்டாவும் இருக்குங்க next sari sari number six five zero same pattern second colour sari பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் இந்த க்ரீன் வந்து டபுள் ஷேடில் வருதுங்க ஏன்னா green and mustard yellow mix ஆகிருக்கு வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வருங்க தாராம் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் இது பியூராக இல்லையா அப்படின்னுட்டு நீங்கள் வீட்லேயே கூட செக் பண்ணலாம் இல்லை லேபில் கூட கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க சாரியோடைய price seven thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் லிமிட்டேஷன்ஸும் கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID UTR number reference number இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் body of sari dark pink கலர்லேயும் இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பிங்க் அண்டு க்ரீனுக்கும் இப்போ பார்க்குற பிங்க் அண்டு க்ரீனுக்கும் கலர் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க sari number six five two body of sari black கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இது நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ஃபோர்த்து கலர் சாரிங்க இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க நேரில் ஷாப்பில் இந்த சாரீஸ் வந்து அவைலபிலிட்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க sari number six five three sari number six five three பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் க்ரீன் டோனில் இருக்கும் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே செக்குடு டைப் வந்துடும் அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க ட்ரை வாஷ் மட்டுமே தான் இந்த சாரீஸ் பண்ணணும் sari number six five four இது next pattern body of sari violet கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ் கலரில் இருக்குங்க இந்த சாரியில் அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து சில்க் த்ரெட்லேயே தாங்க வரும் அதுக்குள்ளே வரக்கூடிய புட்டா தான் உங்களுக்கு ஜரியில் வரும் சில்வர் காப்பர் ரெண்டு டெஸ்டு ஜரியிலையும் புட்டாஸ் வருங்க பீகாக் டிசைன் இருக்கக்கூடியது இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபார் யூங்கிற ரிப்ளை கொடுப்போங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு என்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்போம் நீங்கள் என்ன டீட்டெயில் கேட்குறீங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸுடைய ஃபார்மேட் அனுப்புவோங்க அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ணிக்குவோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூலேயும் இருக்குங்க செகண்ட் பேட்டர்னில் second colour sari sari number six double five next sari number six five six பல்லுவன் blouse royal blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீம் கலர் செகண்ட் பேட்டர்னில் தேர்டு கலர் சாரீ பார்க்குறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீ எல்லாமே செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இது எல்லாமே வந்து லைட் வெயிட் சாரீஸுங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாலிஸ்டர் மாதிரி இருக்காதுங்க இது பியூர் சில்க்குங்கிறதுனால பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டர் தான் இருக்குங்க sari number six five seven பலூன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் வருதுங்க பிங்கிஷ் ஆரஞ்சில் வருது இதுலேயும் சில்வர் அண்டு காப்பர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் வந்து அந்த செக்குடு டைப்புக்குள்ளே வருங்க இதுவுமே இந்த பேட்டர்னில் செக்குடு வந்து சில்வர்லேயே தாங்க சரி சில்க் த்ரெட்லேயே தாங்க வருது சரியில் வராது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மட்டும்தான் அந்த செக்குடு பேட்டர்ன் உங்களுக்கு ஜரியில் வரும் அடுத்து நம்ம பார்த்த செகண்ட் பேட்டர்னும் சரி இப்போ நீங்கள் பார்க்குற பேட்டர்னும் சரி சில்க் த்ரெட்லேயே தான் அந்த செக்குடு டைப் வரும் ப்ளவுஸு பிளெயினுங்க next sari sari number six five eight body of sari red colour brick red கலரில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ டீல் ப்ளூ இதுவும் அதே மாதிரி தாங்க இந்த செக்குடு பேட்டர்ன்கிறது சில்க் த்ரெட்லேயே தான் வரும் புட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஜரியில் வரும் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு டெஸ்ட் ஜரிலையுமே வருங்க புட்டாஸ் இந்த செக்குடு டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க ஸோ நம்ம வந்து ஷாப்பில் வைக்கும் போதே என்ன ஆயிடுது அப்படின்னா மேக்ஸிமம் வரவங்க இந்த சாரீஸில் எடுத்துடுறாங்க ஸோ அதனால் ஆன்லைனில் இந்த சாரீஸ் வந்து அதிகமாக ஷோ பண்ண முடியறது இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வரும் ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கருங்கிறது இது லேட்டஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது ஸோ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க அண்ட் ஆல்சோ எங்கேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிற பிளேஸோடைய நேமும் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்